வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எடிட்டிங் ஆப்பில் நம்ம எப்படி வாட்டர் மார்க் இல்லாமல் எடிட்டிங் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வாட்டர் மார்க் அப்படி சிம்பிள் வந்திருக்கும் அது இல்லாமல் நம்ம எப்படி கரெக்டாக எடிட்டிங் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் நார்மலாக நீங்கள் எப்படி எடிட்டிங் பண்ணுவீங்களோ எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டிக் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க பச்சை கலரில் நான் டிக் பண்ணிட்டு அவங்களுக்கு நார்மலாக அப்படி வந்துடுமா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் மார்க் இருக்கும் இது பார்த்தீங்களா நம்மளுக்கு வாட்டர் மார்க் தெரியுது அது எப்படி நம்ம எரேஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் மார்க் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிமூவ்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் ஒரு சில ஆடு வரும் அதெல்லாம் ஸ்கிட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்கிட் பண்ணி விட்டுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் மறைஞ்சிரும் சரிங்களா அவ்வளோதான் ஸ்கிட் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஆட்ஸ் வரும் நான் இப்போ சொல்லிக்கிறேன் ஆடு வரும் சரிங்களா ஸ்கிப் பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க எந்த சைஸில் இருக்குது சைஸ் கூட மாற்றிக்கலாம் அதேமாரி நீங்கள் எதனா டிசைன்ஸு கலரிங் அதுமாரி கூட எல்லாமே கொடுத்துருக்காங்க போய் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் நானும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தான் இருக்குது வேறு லெவலில் எடிட்டிங் பண்ணலாம் சரி அவங்க கொடுத்துட்டிங்கன்னா சில ஆட்ஸ் வரும் ஆட் கண்டிப்பாக வரும் அந்த ஆடை ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா இதில் வந்து டவுன்லோட் அண்ட் சீடு வந்து வேறு லெவல் தான் சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணும்போது வாட்ஸ்அப் வீடியோஸ்லாம் நிறைய க்ரியேட் பண்ணேன் அதுக்கு வேறு லெவல் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் சரிங்களா அதேமாரி சாங்ஸு எடிட்டிங்ஸு ரொம்ப ஹெச்டியோடு அப்லோட் பண்ணலாம் நூற்றி எட்டு மேலே ஹெச்டியோடு நம்ம அப்லோட் பண்ண முடியும் இதில் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலே வேறு லெவல் குவாலிட்டியோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வீடியோஸில் இருந்து ஃபுல் ஹெச்டியோடு அப்லோட் பண்ணலாம் இப்போ யூடியூப்லேருந்து நிறைய பேர் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் இந்த லோக்கல் பார்ட்டி ஆப்லாம் நீ யூஸ் பண்ண மாட்டேங்க தெரியும் ஆனால் இந்த வீ இந்த வீடியோ ஆப்பு வேறு லெவல்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் கே யூடியூப் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இப்போ லோடிங் ஆகிருக்கு டோனட் டேப் வந்து நினைக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோவில் வந்து அந்த வாட்டர் மார்க் வருதா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கலாம் சரி கூகுள் கிட்ட ப்ளவுசர் சரி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாட்டர் மார்க் இருக்காது இந்த எடுத்த வீடியோ இப்போ தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்கள் எதிரில் தான் நான் ரெடி பண்ணேன் வாட்டர் மார்க் நம்மளுக்கு இருக்காது சரிங்களா அவ்வளோதான் வாட்டர் மார்க் கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு பா கூட செலவு பண்ண தேவையில்ல நீங்கள் போயிட்டு ஃப்ரீ ரிமோட் அது போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிமோவில் ப்ரோ நீங்கள் எதனா வேறு வெப்சைட் யூஸ் பண்ணிடுவீங்க ப்ரோ அப்படின்னா நான் ஒரிஜினல் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன் வேணால் நான் ப்ரூஃப் போட காட்டுற பாருங்கள் பார்த்தீங்களா ப்ளே ஸ்டோரில் தான் நான் இருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ